அப்புறம் கேட்டால் நெட் மார்க்கெட்டிங் என்ன சொத்த அது என்ன நான் வாங்கி இல்லை அப்படின்னு சொல்றது முத்தெடுக்கும் போது தண்ணிக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கும் போது அந்த கயிறை ஒருத்தர் கையில் கொடுப்பாங்க யாரு நம்ம ப்ராஸ்பெக்ட் யார்கிட்ட போய் பிளான் கொடுக்க போறோமோ அவங்க நம்மளை பார்த்து ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மா திரும்பி கேட்டானா எனக்கே அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பா இல்லைன்னா அப்பா இறந்துட்டாங்க சின்ன வயசு சாரிம்மா அப்படின்னு எனக்கு எதுக்கு அப்பா இல்லை எனக்கு அப்பா வேணும் உங்க அம்மா சிரிச்சிருச்சிருந்தாங்க உனக்கு அப்பா வேணுமா சரி கொண்டு வர அப்பா கொண்டு வா அப்பா ஆக்கிக்கலாம் வா அது சொல்லும் போதே சாருக்கு அந்த அந்த அந்த பாதிப்பு அந்த ஷாக் தெரியுது எனக்கு அந்த ஸ்டோரி வந்து இவ்வளவு பாதிச்சிச்சு அப்படின்னு சார் சொல்றாங்க அப்போ ஃபியூச்சர்ல அதே மாதிரி ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த பையன் ஒரு அப்பா கொண்டு வந்து இந்த அங்கிள் நல்லா இருக்காங்க நம்மளுக்கு அப்பா நல்லா இருப்பாங்களே அப்படின்னு அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி ரெண்டு பேரும் டேட்டிங் போய் கல்யாணம் முடிச்சுட்டாங்க இப்ப அந்த பையனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அப்பா இருக்கு இப்ப நான் இந்த கதை எதுக்கு சொல்றேன்னா இந்த சொன்ன நபர் வந்து இந்த கதை கேட்டதும் சார் அந்த அந்த நபர் இன்னும் தோண்டுனாங்க இவங்க வேற என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க என்னெல்லாம் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க என்னென்னலாம் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்க ஒரு கதை கொடுக்கும் போது உங்களை இவ்வளவு தோண்டி தோண்டி நீங்க பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இது வரைக்கும் பிரசன்டேஜ் பண்ணதெல்லாம் போனஸ்னு வச்சுக்காங்களேன் இந்த பாயிண்ட்டை மட்டுமே எடுத்துக்காங்க நான் வந்து கேரண்டியா சொல்ல முடியும் நம்ம படிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே தௌசண்ட் ருபீஸ் காணும் அந்த ஒவ்வொரு பாயிண்ட் வச்சுமே நம்ம ten thousand rupees lakhs and lakhs சம்பாதிக்க முடியும் நீங்க அந்த விஷயத்து மட்டும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு பிரசன்டேஷன் க்ளோஸ் இப்போ சொல்ல போற இந்த கதையை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா ப்ளஸ் இந்த ஒரு கதையை மட்டும் நம்ம யாரு இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்ச அப்படி இருக்கும் அந்த கதை வந்து இன்ஸ்பைரிங் இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு கதை நம்ம சொல்ல தெரிஞ்சா அப்படி இருக்கும் எவ்வளவு இருக்கு நான் சொல்றது புரியுது கதையை அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம அடிக்கணும் இப்ப சொல்லுங்க முதல்ல சொல்ற கதை கிடையாது இது நீங்க ஊடையில எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கதை உங்களை பத்தின ஒரு கதை அந்த விஷயத்தை இல்ல நான் ஸ்பெஷல் அந்த ஆத்தரை வந்து பார்த்தோம்னா இந்த கதை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தாலும் சும்மா பேசும்போது இப்படி பேசுறாரு இவர் வாழ்க்கையில இருந்து என்ட்ரிங் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னு சொல்லி உள்ள போயிட்டு அவ்வளோத்தையும் நான் அந்த தேட ஆரம்பிச்சேன் நான் அந்த ஆள் ஃபேன் ஆயிட்டேன் அந்த ஆளு கதை கேட்டுட்டு நம்ம ப்ராஸ்பெக்ட் யார்கிட்ட போய் பிளான் கொடுக்க போறோமோ அவங்க நம்மளை பார்த்து பிடிச்சிட்டு இந்த ஆளு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு நம்ம கூட பிளான் ப்ரெசன்டேஷன் பார்த்து நம்ம ட்ராவல் பண்ணாரா பண்ண மாட்டாரா இது என்ன கம்பெனி என்ன ப்ராடக்ட் என்ன ஏது நீங்க ஹெல்த் மிக்ஸ் வைக்கீங்களா ஹெல்த் எல்லாம் வைக்கீங்களா என்ன அதெல்லாம் தெரியாது செம்ம இன்ட்ரெஸ்டிங் அவன் கூட இருக்கணும் எனக்கு அதெல்லாம் தெரியாது என் கூட இருக்கணும் அது லாகின் பண்ணணும் இவ்வளவு ரூபா கொடுக்கணும் ஆ சரி எனக்கே கொடுத்து போறேன் எனக்கு கூட வச்சுக்க அவங்க கூட டிராவல் பண்றேன் நடக்குமா நடக்காதா அவங்க என்ன பாயிண்ட் எடுத்துட்டு போனாங்களோ நீங்க முடிவு பண்ணணும் இப்போ இந்த பாயிண்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு கதை சொன்னீங்கன்னா இதுல இருந்து எக்ஸாக்டா அவங்க என்ன பாயிண்ட் எடுத்துட்டு போகணும் என்ன இதுல இருந்து எடுத்துக்கணும் இதுல இருந்து உங்க ப்ராடக்ட் எடுத்துக்கணும் உங்க கதை எடுத்துக்கணுமான்னு நீங்க முடிவு பண்ணணும் அதே மாதிரி நம்ம கொண்டு போவோம் இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஒரு கதையை வந்து நம்ம பேசும்போது அந்த கதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா படிச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து இதோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க நிறைய ட்ரெயினிங்ல அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க நான் காலையில வீட்டுல உட்காந்துருக்கேன் காலைல ஒரு ஆறரை ஏழு மணி இருக்கும் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க மொழ மொல மொழன்னு ஒரே சத்தம் சவுண்டு வெளியே எங்க வீட்டுல இருக்கிறது நாங்க மூணு பேரு ஜோஸ் இப்பதான் வந்தாரு நான் ரோஸ் அவங்க மம்மி அவங்க மம்மி நேரம்னு கேட்காதீங்க அவங்க மம்மி சாங்க நாங்கள் மூணு நேரம் உட்காந்துருந்தோம் ஸோ திடீர்னு பார்த்தா கிச்சன்ல இருந்து ஒரே சண்டை ஒரே சத்தம் எப்படின்னா அப்படின்னா என்ன என்னடா சத்தம் அப்படின்னு நான் நடுவில் இருக்க பெட்ரூம் வழியே அப்படி எட்டி பார்க்க அங்க ரோஸ் எப்படி பாட்டுக்கிட்டு பிடிச்சி தலை வலிச்சிட்டு இருக்கா அப்படி தலை சீவிட்டு இருக்கா ஒரு பெரிய மொழி என்னடா இவன் தலை வலிச்சிட்டு இருக்கா சரி உள்ள சத்தம் போட்டுட்டு இருக்காங்க இவ தலை வலிச்சிட்டு இருக்கா நான் இங்க இருக்கேன் என்ன திட்டலன்னு கன்ஃபார்ம் தெரியுது இவளையும் கண்டிப்பா திட்டல ஏன்னா பாட்டு பிடிச்சி தலை சுவிட்டு இருக்கா அப்ப யார திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு டவுட்டு அப்புறம் கொஞ்சம் கவனம் கொடுத்து கேட்க ஆரம்பிச்சேன் எப்பவும் லேட்டா தெரியாது அதை எடுத்து பண்ண கிடையாது தலை துவைக்க கிடையாது துணி எடுத்து வைக்க மாட்டான் சாக்ஸ் எடுத்து ஓ அப்ப இவா தான் அப்படின்னு உள்ள ரோஸ் உள்ள கூப்பிட்ட ரோஸ் அப்படின்னு என்னாச்சு அம்மா யார திட்டிக்கிட்டு இருக்காங்க என்னையதான் உன்னைய திட்டுட்டுங்க நீ ஒண்ணுமே செய்ய மாட்டுங்க நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க என்ன ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணும்னு எங்க அம்மா வந்து என்னை கோவப்படுத்ததும் திட்டது பாக்கு ஆனா ரிமோட் ஏன் கண்ட்ரோல் இருக்குல்ல அதனால ஆஃப் பண்ணி வச்சிருக்காது வேலை செய்யாது அம்மா ரிமோட் அம்மாட்ட ஏன் ரிமோட் அம்மாட்ட கிடையாது என்கிட்ட இருக்கு இந்த கதை வந்து நிறைய பேர் அவ்வளோ பாதிச்சிச்சு நிறைய பூசாரிங்க திரும்ப தடவை சொல்றேன் இந்த ஒரு கதை வந்து அப்போ ரோஸ் எப்படியாப்பட்ட ஆளு ரோஸ் எப்படி காம் என்ன மாதிரி இவங்க வீட்டில் என்ன மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கு கலாச்சாரம் இருக்கும் இப்ப நான் ரோஸ்ட் பேசும்போது சொல்லுவேன் என்ன அம்மா தப்பு பண்ணாலும் சரி இதுல யாரு பொறுப்பு அம்மா எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஏன்னா துரதிருஷ்டவசமா நான் வந்து ஹஸ்பண்ட் ஆகி போயிட்டேன் எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் நான் என்ன சொல்றேன்னு தெரிய வரும் அமுதத்தையே சொல்லி கொடுத்தாலும் சரி வீட்டுல வீட்டுக்காரங்க கேட்க மாட்டாங்க அது மாதிரி சொன்னாலும் சரி வீட்டுக்காரர் கேட்க மாட்டாரு அது நம்ம நம்மளோட தலை விதி ஒண்ணுமே இல்லை கல்யாணம் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம சொசைட்டில கொடுத்தது அப்படின்னு சொல்லாதீங்க அது ஒரு நல்ல விஷயம் ஓகே நெக்ஸ்ட் வருவோம் இந்த இந்த ஸ்டோரி சொன்னோன்னா அது அவ்வளவு பவரா இருந்து எல்லாரும் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ இப்போ எல்லார்ட்டையும் கேட்குற கேள்வி உங்களோட ப்ரெசன்டேஷன்லாம் உங்களோட பர்சனல் ஸ்டோரி உங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சொருவிடணும் உள்ள எங்க சொருவீங்க எப்பப்பெல்லாம் சொல்லுவீங்க எனக்கு ரெண்டு மூணு விஷயம் ஞாபகம் நான் வந்து இங்க பாம்பேல இருக்கிற அவ்வளவு தங்க கடைக்கும் ஒரு ஐம்பது பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா அது என்னை பத்தி தெரியும் அவங்களாம் என் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அங்க நான் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும்போது தாலியை பத்தி பேசுவேன் இங்கெல்லாம் ஒவ்வொரு போய் ஒவ்வொரு டிசைன்ல தாலி போட்டுவிடுவாங்க இந்த தாலி நல்லா இருக்கா அந்த தாலி நல்லா இருக்கா ஆஹ் சூப்பரா இருக்கு நம்ம ஊர்ல போடுவாங்களா தாலி எப்படி இம்மோ இப்படி பொத்தி அங்க பொத்தி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பாத்தியா நீ கழுத்து வேற மாத்தினா இதை மாத்தினான்னு உலகமே அந்த தாலியில தான் நம்ம தமிழ்நாடு ஓடிட்டு இருக்கோம் அங்க அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்ப நான் அந்த கதையை சொன்னேன் எங்க ஊர்ல எல்லாம் எல்லாம் தாலியை நினைச்செல்லாம் மாத்த முடியாது மவுளே அது வெள்ளிக்கிழமை அந்த கிழமை அந்த கிழமை இடத்தெல்லாம் பார்த்து தாலியில தான் எங்க தமிழ்நாடு ஓடிட்டு இருக்கு நீங்க என்ன இப்படி மாத்திட்டு போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அர்ப்பணமா சொல்லும்போது நிறைய கதைகள் சொல்லுவேன் தாலி எப்படி வித விதமா இருக்கு நான் சொல்லிட்டு போலாம் தாலி பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் தாலி இப்படி இருக்கும் இந்த தாலி இப்படி இருக்கும் நார்த் இந்தியன் தாலி சொல்லிட்டு போகலாம் ஆனா நான் கதையை அதுல சொல்லுவேன் என்ன கதை சொல்லுவேன்னா மச்சினனும் இந்த கடலுக்கு முத்தெடுக்க போவாங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க கடலுக்கு முத்தெடுக்கும் போது தண்ணிக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கும் போது அந்த கயிறை ஒருத்தர் கையில கொடுப்பாங்க யாரு மச்சின கையில கொடுப்பாங்க இது நம்ம தமிழ்நாடுன்னு இங்க தெரிஞ்சிருக்கு அங்க இவங்களுக்கு இந்த கதையே தெரியாது நான் இந்த கதையை பில விட்டு அங்க நான் கொஞ்சம் பேர் வாங்கிடுவேன் இங்க கதையை விட முடியாது இந்த எங்களுக்கு தெரியும் அப்படின்றீங்க நீங்க அதுக்குதான் நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த அப்போ முள்ள முழுகி முத்தெடுக்கும் போது அந்த கயிறை வந்து வச்சின தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லாங்க எங்க ஊர்ல தாலிக்கு அவ்வளவு சென்டிமெண்ட் இருக்குப்பா நீங்க எல்லாம் தாலியை மாறி மாறி போட்டீங்க இப்போ இந்த தாலி கதை யாருக்காவது மறக்குமா தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட தாலி சென்டிமெண்ட் நாட்டுல எப்படி மறக்கமா மறக்காது எவ்வளவு பெரிய ஒரு கதையோட சொல்லி கடல்ல முத்தெடுக்கிற கதையை சொல்லி அந்த பாயிண்ட வந்து நான் இறக்கிட்டேன் உள்ள இந்த கதை மூலமா நம்ம மூணு விஷயம் பண்ண போறோம் ஒரு இந்த கதையை நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணோம் எங்க செதுக்கி வைப்போம் இந்த கதையை நம்ம டெலிவரி பண்றது எப்படின்னு கண்டுபிடிப்போம் இந்த கதையை எப்படி விக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம் எங்க எங்க இருந்து கண்டுபிடிப்போம் நம்ம இங்க விற்க போறது வந்து ப்ராடக்ட் இல்ல நம்மளதான் நம்ம பிரசன்டேஷன் நம்ம சோ இது நம்ம எப்படி பிரசென்ட் பண்றது இது எப்படி நம்ம டெலிவர் பண்ற மாதிரி வைக்கிறது பிரசன்டேஷன் முத முத இப்பதான் புதுசாவே கேக்குறேன் இந்த மாதிரிலாம் கேட்கறது ஆமா லட்ச கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணீங்களா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிக்கணும்பீங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்களா இதெல்லாம் தேடிங்களா எங்கேயாவது யானையை வாங்கி வீட்டுல ஊட்டுறது துரட்டி வாங்குறது கிடையாது அப்புறம் கேட்டா நெட் மார்க்கெட்டிங் என்ன சொத்த அது என்னன்னா வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்றது அப்பப்போ துப்பாக்கி பார்த்தா ஞாபகம் வரணும் ஒழுங்கா படிக்கல ஒழுங்கா பிரசன்டேஜ் கொடுக்கல ஒழுங்கா விட்டீங்கன்னா ஏழு குண்டு உள்ள அது என்ன ஏழு குண்டுன்னு சொன்னீங்க அது அப்படித்தான் நம்ம துப்பாக்கியில ஏழு குண்டு தான் இருக்கும் கிளியரா இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறது இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் சார் இந்த இதுல வந்து இதுக்கு முன்னாடியே நாம நான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிலையும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் லீனா இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு நிறைய வேர்ட்ஸுகள் நான் கத்துக்கிட்டேங்க சார் இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்களா அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாமே நாம படிக்க முடிஞ்சது நம்மளை ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்ம படிக்க முடிஞ்சா நான் படிக்கிற நாமும் வேற லெவல் போலாம் சார் அப்படின்னு நிறைய டெக்னிக்ஸ பத்தி இந்த மாதிரி எல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குன்ற அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் அந்த அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் டெக்னிக்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணா கம்பெனியோட நேம் கொடுக்காமே ஒரு ப்ரெசன்டேஷன் அண்ட் சேல்ஸ் க்ளோஸ் பண்ண முடியுமா அது ஒரு புது விஷயமா இருந்தது டெஃபினட்டா இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் செக்மெண்டா இருக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புது புது விஷயமா கிடைச்சிக்கிட்டே இருக்கு உங்களை பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்க ஒரு சைக்கடிஸ்ட் மாதிரி நீங்க வேற வேற கோணத்துல இருந்து நீங்க உள்ள என்னென்ன தப்பு நடக்கும் மக்கள் என்ன சிந்திப்பாங்க இப்ப என்ன யோசிப்பாங்க அப்படின்னு கூட நீங்க உங்களால கெஸ் பண்ண முடியுது உங்களால யோசிக்க முடியுது நம்ம வந்து ஒரு எலும்பு கூடு நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு எலும்பு கூடு மாதிரி ஒரு அதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு சில விஷயத்த கையில வச்சுக்கிட்டு நம்ம அங்க போய் அந்த சதையெல்லாம் ஒட்ட வைக்கிற விஷயங்கள் வந்து இன்னைக்கு எனக்கு எனக்கு கிடைச்சது